வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணித்தரும் இது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் இப்போ ஜான் டுவெல்த் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம் ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மொமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு பையிங் ட்ரெண்டில் அப்படியே ஃபாலோ ஆச்சு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு டுவெல் ஓ கிளாக் தாண்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் ஏறிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் தான் வந்து செல்காலே வந்துச்சு டூ நாட் செவன் பாயிண்ட் ஃபார்ட்டியில் செல்கால் வந்துச்சு செல்கால் வந்த உடனே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா two naught six point fifty வரைக்கும் நல்லாவே டவுனில் இறங்குச்சு ஸோ இதில் ஈஸியாக நம்ம ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ இது நம்ம டைம் ஃப்ரேம் வந்து ஒன் மினிட் தான் வச்சுருக்கோம் ஒன் மினிட்டுங்கையில் நமக்கு என்ட்ரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே கிடைக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ நாட் செவன் பாயிண்ட் தேர்ட்டியில் நமக்கு த்ரீ ஓ கிளாக் போல் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் market two naught eight point fifty வரைக்கும் ஏறியிருக்கு ஸோ இதுலேயும் ஒரு பாயிண்ட் ஃபிஃப்டி ட்ரேட் வந்து ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு வந்து வந்திருக்கு டூ நாட் செவன் பாயிண்ட் ஃபார்ட்டியில் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு ஸோ செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் நல்லா இறங்கியிருக்கு ஸோ அது ஓப்பனிங்கே வந்து பெரிய கேண்டிலாக ஒரு பெரிய டவுனில் வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் ஓ கிளாக் அப்புறமா வந்து ஜென்ரேட் ஆச்சு ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிற நேரம் அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்துச்சு பைக்கால் வந்து ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி வந்துருச்சு ஒன் நைன்டி த்ரீ டுவெண்ட்டியில் அந்த பைக்கால் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து ஏறி இருக்குது ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால் ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது நம்மளால் ஒரு பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கு எடுக்க முடியும் பட் ஒரு பாயிண்ட் ப்ராஃபிட் எடுத்தாலும் என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்கும் ஒரு என்ட்ரி இல்லாட்டி ரெண்டு என்ட்ரி